எல்லாருக்கும் வணக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறனால ஏர் பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரும்பாலும் அது அதிகம் தான் ஆகும் அதே மாதிரி மரத்தை வெட்டி ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறனால ஏர் பொல்யூஷன் அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரும்பாலும் கம்மி தான் ஆகும் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா பெரும்பாலானோருக்கு ஏர் பொல்யூஷன் பற்றின தவறான ஒரு புரிதல் இருக்குது பட் அந்த விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல இந்த வீடியோவில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால உண்மையிலேயே ஏர் பொல்யூஷன் ஏற்படுதா அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எல்லாரும் ஏர் பொல்யூஷனையும் ஏர் குவாலிட்டியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஏர் பொல்யூஷனை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் காத்துல கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மாதிரி ஆபத்தான கிரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷன் இதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது செகண்டு காத்துல மண் தூசி வண்டியில வரப்போக பட்டாசுனால வரப்போக இது மாதிரியான சாலிட் பார்ட்டிகல்ஸோட எமிஷன் இது சாலிட் பார்ட்டிகல்ஸ்ன்றனால நம்ம கண்கூடா பார்க்கலாம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள்னால நம்ம கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேஸ் ஜென்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும் இதனால பூமியோட வெப்பம் அதிகரிச்சுட்டே வருது அண்ட் ஓசோன் லேயர் அழிஞ்சிட்டே வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்றதுனால ரெண்டரை kilo carbon dioxide and greenhouse gas emit பண்றோம் ஒரு நாளைக்கு நூறு மில்லியன் பேரல் அளவுக்கு க்ரூட் ஆயில் பயன்படுத்துறோம் அதாவது ஆயிரத்தி அறநூறு கோடி லிட்டர் இதனால ஒரு நாளைக்கு மட்டும் நாலு கோடி ton carbon dioxide emission பண்றோம் ஒட்டுமொத்தமா ஒரு நாளைக்கு பத்து கோடி டன் எமிஷன் பண்றோம் சரி பட்டாசு வெடிக்கிறனால இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது கார்பன் இருக்கிற ஒரு பொருளை எரிக்கும் போது தான் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஜென்ரேட் ஆகும் பட்டாசுல எரிபொருளா யூஸ் பண்றது பொட்டாசியம் நைட்ரேட் தான் கலருக்காக யூஸ் பண்ற கெமிக்கல் எதுலயும் கார்பன் பயன்படுத்துறது கிடையாது பட்டாசுல பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு சார்கோல் மட்டும் பயன்படுத்துறாங்க வெடி மருந்து பார்த்தீங்கன்னாவே கிராம் கணக்கில் தான் இருக்கும் ஸோ அதனால வர கார்பன் டை ஆக்சைடும் கிராம் கணக்கில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வண்டி ஓட்டுறதையும் பட்டாசு வெடிக்கிறதையும் கம்பேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த கம்பேரிசனே தப்பு ஒரு பொருள் எரியும் போது தான் பொல்யூஷன் உண்டாகும் பட்டாசு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் தீப்பிடிச்சி எரியும் எக்ஸாக்டா இதே விஷயம்தான் பைக்ல கார்ல யூஸ் பண்ற ஐசி இன்ஜின்ல நடக்குது ஆனா ஒரு செகண்டுக்கு பல ஆயிரம் தடவை இதே மாதிரி வெடிக்குது ஃபியூயலா பெட்ரோல் மாதிரியான ஹைட்ரோ கார்பன் யூஸ் பண்றதுனால கார்பன் டை ஆக்சைடும் வருது புகையும் வருது இது குளோபல் வார்மிங்கும் ஏற்படுத்தும் ஏர் குவாலிட்டியும் பாதிக்கும் நீங்க வருஷத்துல எல்லா நாளும் பட்டாசு வெடிச்சாலும் ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்டினாலும் நீங்க வண்டி ஓட்டுறது தான் சுற்றுச்சூழலை அதிகமா பாதிக்கும் ஸோ பட்டாசை பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றது அந்த புகைனால வர சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் ஸோ இப்போ ஏர் குவாலிட்டியில் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் போர் போடும்போது ட்ரில் பண்ணுறனால ஒரே புழுதி மண்டலமாக இருக்கும் அதே மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னா சிமெண்ட்டு மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே தூசியாக இருக்கும் ஸோ அங்கே காற்று சுத்தமாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த டஸ்ட்டு செட்டில் ஆயிடுச்சுன்னா அது நார்மல் ஆகிடும் இதே மாதிரி தான் பட்டாசும் குடிக்கிற தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பயன்படுத்துகிறோம் காற்றுல சாலிட் பார்ட்டிகல்ஸோட அளவு நூறு மைக்ரோகிராம் பெர் மீட்டர் உள்ள இருந்தால் ஏர் குவாலிட்டி சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ பட்டாசு ஏர் குவாலிட்டியை பாதிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பாதிக்குது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் டஸ்ட் எவ்வளோ இருக்குது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு எட்டு விஷயத்த மெஷர் பண்ணுறாங்க அதில் பட்டாசு வெடிக்கும் போது பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லப்படுற பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அதாவது நுண்துகள்களோட அளவு சேஃபான அளவு விட அதிகமாகும் இந்த பாதிப்பு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏர் குவாலிட்டி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் தீபாவளி அப்போ தான் சென்னையில் அதிகப்படியான ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு ஏன்னா அப்போ க்ரீன் கிராக்கர்ஸும் கிடையாது பட்டாசு வெடிக்கிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒம்பது மணி நேரம் மட்டும்தான் ஏர் குவாலிட்டி சேஃபான அளவு விட தாண்டி போயிருக்கு இதுவே டெல்லியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் பாதிப்பு இருக்குது அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்க அப்போது அஞ்சு மணி நேரம் வரைக்கும் பாதிப்பு இருக்குது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா பட்டாசு வெடிக்கிற ஃபோர்ஸுக்கு இந்த நுண் துகள்கள்லாம் செதறி கைனட்டிக் மோஷனால் அங்கே இங்கே சுற்றிட்டே இருக்கும் பட் அது ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் ஸோ ரொம்ப நேரம் காற்றுல இருக்க முடியாது ஸோ தரைக்கு வந்து செட்டில் ஆகிடும் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் சரி ஓவராலாக தீபாவளினால ஏர் குவாலிட்டி எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளி அன்னைக்கும் சென்னையிலையும் பெங்களூர்லையும் ஏர் குவாலிட்டி சேஃபான அளவான ஹண்ட்ரட் கிட்ட தான் இருக்குது டெல்லி கொல்கட்டாவில் தான் சிவியராக இருக்குது இந்தியன் ரிசர்ச் படி டெல்லியில் ஆவரேஜாக ரெண்டு நாளில் நாற்பது மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அளவுக்கு தான் பட்டாசு பொல்யூட் பண்ணுது அமெரிக்கன் ரிசர்ச் படி டெல்லியில் தீபாவளினால முப்பது பர்சன்ட் வரைக்கும் தான் ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது டெல்லி அவ்வளோ பொல்யூட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோலாம் காட்டலாம் உலகம் ஃபுல்லாக நியூ இயரை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஆனால் எந்த ஊர்லேயும் டெல்லி மாதிரி பொல்யூஷன் ஆகிறது இல்லை டெல்லியில் தீபாவளி கொண்டாடுறத விட கோலாகலமாக சிட்னியில் நியூ இயர் கொண்டாடுவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் தான் ஃபஸ்ட்டு விடியும் ஸோ அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அங்கே நியூ இயர் அப்போது ஏர் பொல்யூஷன் பிரச்சனையே இல்லை இன்ஃபேக்ட் அந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கார்பன் நியூட்ரல் சர்டிஃபை ஆனது டெல்லி பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் விவசாயிங்க பயிர்களை எரிக்கிறது தான் அடுத்த முக்கியமான ரீசன் வந்து ரோட் டஸ்ட் பஞ்சாப்ல வயல்ல எரிச்சா டெல்லியில பொல்யூஷன் வருமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா அந்த புகைனால ஏற்பட்ட டஸ்ட்டு புல்புல் புயல்னால தமிழ்நாட்டிலே ஏர் குவாலிட்டியை பாதிச்சிருக்கு டெல்லி பொல்யூஷனை இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் லாங் ஸ்டோரி ஷார்ட் சிட்னியில் ஏற்படாத பொல்யூஷன் டெல்லியில் ஏற்படுதுன்னா அது காரணம் பட்டாசு கிடையாது ஸோ இப்போ ஏர் குவாலிட்டியும் பார்த்துட்டோம் அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷனுக்கு வருவோம் பட்டாசு வெடிக்கிறனால நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதை கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நுட்பமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பகலில் யூஸ் பண்ணுற பட்டாசில் ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் நாய்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இதுவே நைட்டு யூஸ் பண்ணுற பட்டாசுல நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வெடியெலாம் பார்த்தீங்கன்னா வெடி மருந்தே ஒரு ஸ்பூன் கூட இருக்காது அதுலேருந்து வர புகை ஒரு பேஸ்கெட் பால் சைஸுக்கு தான் இருக்கும் அது அப்படியே பரவி டிஃப்யூஸ் ஆகிடும் மோஸ்ட்டாக பகலில் யூஸ் பண்ணுற பட்டாசு பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பகலில் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் இதுவே நைட்டு யூஸ் பண்ணுற பட்டாசு பார்த்தீங்கன்னா வெடி மருந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நைட்டில் ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் so air pollution noise pollution இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இதை நீங்கள் உங்கள் சிட்டியோட நாய்ஸ் லெவல் சார்ட்டையும் ஏர் குவாலிட்டி சார்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் போன தீபாவளி இல்லை இந்த தீபாவளியோட ஹவர்லி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெளிவாக தெரியும் இந்தியா ஃபுல்லாக இதே ட்ரெண்டு தான் இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனே கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லலை ஏர் பொல்யூஷன் தான் அப்படின்னு பிரச்சனைனா நைட்டு மட்டும் தடை விதிக்கலாம் இல்லை நாய்ஸ் பொல்யூஷன் தான் பிரச்சனை அப்படின்னா பகலில் மட்டும் தடை விதிக்கலாம் இல்லைனா எந்தெந்த பட்டாசுலாம் அதிகமாக PM two point five pollutants ஏற்படுத்துதோ இல்லை எந்த பட்டாசு அதிக டெசிபிள் சவுண்ட் ஏற்படுத்துதோ அதை மட்டும் தடை பண்ணலாம் ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக எல்லா பட்டாசையும் தடை விதிக்கிறதுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது இது வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத மேலோட்டமாக பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் பொல்யூஷன் பொய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கும் ஏதாவது ஃபெஸ்டிவல்னு வந்துட்டா திடீர்னு என்விரான்மெண்டலிஸ்டா மாறுறவங்களுக்கும் நாளைக்கு வீடியோல பதிலடி இருக்கு நன்றி வணக்கம்